செங்கல்பட்டில் நடந்த இரட்டை கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த மொய்தீன் தினேஷ் ஆகியோர் இன்று தரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் செங்கல்பட்டு கே டோட்டெரு பகுதியைச் சேர்ந்தவர் அப்பு கார்த்திக் இவர் நேற்று இரவு கடைக்கு வந்தார் அப்போது பைக்கில் மூன்று பேர் கொண்ட கும்பல் வந்தது அவர்கள் கார்த்திக் மீது நாட்டு வெடிகுண்டை வீசினர் அதனால் டீக்கடையிலிருந்தவர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர் இந்தச் சமயத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்த கும்பல் கார்த்திக்கை சரமாரியாக வெட்டியது பின்னர் அடையாளம் தெரியாமலிருக்க கார்த்திக்கின் முகத்தைச் சிதைத்தனர் இதையடுத்து அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது இதையடுத்து செங்கல்பட்டு மேட்டுத் தெருவைச் சேர்ந்த காய்கறி வியாபாரி சீனிவாசன் என்பவரின் மகன் மகேஷ் என்பவரையும் அந்த கும்பல் சரமாரியாக வெட்டியது இதில் மகேஷ் பரிதாபமாக உயிரிழந்தார் அடுத்தடுத்து அரை மணி நேரத்தில் நடந்த இரட்டை கொலை சம்பவத்தால் செங்கல்பட்டில் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து தகவலறிந்து வந்த செங்கல்பட்டு நகர போலீசார் இருவரின் சடலங்களையும் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இந்த கொலைச் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் ஒரு பெண் உட்பட நான்கு பேர் இந்த கொலைச் சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது அவர்களில் இரண்டு பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வந்தனர் மீதமுள்ள இரண்டு பேரை போலீசார் தேடி வந்தனர் அப்போது அவர்கள் பதுங்கியிருக்கும் இடம் குறித்த ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் இருவரையும் சரண்டையும்படி கூறினர் அப்போது திடீரென இருவரும் போலீசாரை தாக்கவிட்டு தப்பிச் செல்ல முயன்றனர் உடனடியாக போலீசார் தற்காப்புக்காக இருவரையும் துப்பாக்கியால் சுட்டனர் அதில் துப்பாக்கிக் குண்டுகள் பாய்ந்து இருவரும் கீழே விழுந்தனர் அவர்களை போலீசார் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அப்போது அவர்களை பரிசோதித்த டாக்டர்கள் இருவரும் உயிரிழந்து விட்டதாக கூறினர் போலீசாரின் துப்பாக்கிக் கொண்டு பாய்ந்து உயிரிழந்தது மொய்தீன் தினேஷ் எனத் தெரிய வந்துள்ளது இதுகுறித்து செங்கல்பட்டு போலீசார் கூறுகையில் உயிரிழந்த மொய்தீன் தினேஷ் ஆகியோரை பிடிக்க போலீசார் சென்றபோது திடீரென அவர்கள் நாட்டு வெடிகுண்டுகளை வீசினர் அவர்களை சரண்டையும்படி போலீசார் எச்சரித்தனர் ஆனால் இருவரும் வெடிகுண்டுகளை வீசி தப்பிக்க முயன்றனர் உடனடியாக போலீசார் தற்காப்புக்காக அவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் அதில் இருவரும் உயிரிழந்துவிட்டனர் இந்தச் சம்பவத்தில் இரண்டு காவலர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர் என்கவன் கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட தினேஷ் மொய்தீன் மீது கொலை உட்பட சில வழக்குகள் நிலுவையில் உள்ளன இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட அப்பு என்கிற கார்த்திக் மகேஷ் ஆகியோருக்கும் இன்கவுண்டரில் உயிரிழந்த தினேஷ் மொய்தீன் ஆகியோருக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் முன்விரோதம் இருந்து வந்திருக்கிறது அதன் காரணமாகத்தான் இந்த கொலை நடந்திருக்கிறது என்றனர்